இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே தியானம் பண்ணணும் ஆனால் ஏன் மேரேஜில் வந்து இஷ்யூஸாக இருக்குது லவ் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு லைஃப்பில் என்ன பண்ணணும்னே தெரிலங்க எது பண்ணாலும் விரக்தியாக இருக்குது எதுலேயுமே எனக்கு நிம்மதியே இல்லை லைக் சந்தோஷங்கிற ஒரு விஷயமே என் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியல மியூசிக்கை கேட்குறதுலே நீங்கள் உங்கள் மனசை அமைதிப்படுத்தலாம் அமைதியாகும் ஐ மீன் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எப்படி சரியான முறையில் போய் சேர்றது எப்படி சீக்கிரமாக அதை இலக்கு போய் நீங்கள் அடையிறது எப்படி யாரையும் ஏமாற்றாமல் கஷ்டப்படுத்தாமல் லைக் ஒரு பணக்காரனாக இருந்தால் அவனை பெரிய ஆளாக பார்க்கறது அவன் லைஃப்க்கு அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு ரொம்ப சுயநலவாதியாக அந்த பர்சன் இருப்பான் லைஃப்பில் பெருசாக ஒன்றுமே பண்ணுற மாட்டான் வெறும் பணம் மட்டும் வச்சுருப்பான் அவனை வந்து பெரிய ஆளாக நினச்சி பார்ப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெடிடேஷன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணலான் இருக்கேன் நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு மேலே ஆக போகுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஏன் நான் ஒரு நாள் வீடியோ போடணும்னா எனக்கு போட இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க பீப்புள்ஸ்க்கு சாரி ஸோ மெடிடேஷன் இப்போது நான் ஏன் மெடிடேட் பண்ணணும் அது பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு ஒரு கேள்வி மெடிடேஷன் எப்படி பண்ணுறது அதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய உங்களுக்கே ஆல்ரெடி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லா மனிதருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் ஏன்னா நமக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம அதை ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பார்க்குறதால லைக் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி மெடிடேஷன் பார்க்குறதுனால அதுக்கு பெருசாக ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே தியானம் பண்ணணும் ஆனால் ஏன் அது பண்ணுறதுனால என்னோடய பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் உங்கள் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் என்ன பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை சால்வ் ஆகும் உங்களுக்கு தொழில் ஏதோ பிரச்சனை லைக் ஒரு சரியான வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க லைக் என்னோட ஜாதகத்தில் வந்து எனக்கு இது தப்பாக இருக்குது உங்கள் ஜாதகத்தை மாற்றி எழுதுகிற அந்த சக்தி அந்த பவர் வந்து மெடிடேஷனுக்கு இருக்குது மேரேஜ் ஆகிடுச்சு குழந்தை பிறக்கலை மேரேஜில் வந்து இஷ்யூஸாக இருக்குது லவ் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு லைஃப்பில் என்ன பண்ணணும்னே தெரிலங்க எது பண்ணாலும் விரக்தியாக இருக்குது எதுலேயுமே எனக்கு நிம்மதியே இல்லை லைக் சந்தோஷங்கிற ஒரு விஷயமே என் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியல இது எதுவாக வேணால் இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து ஒரே மாத்திரை மெடிடேஷன் தான் ஸோ அப்படி என்னடா அதில் இருக்குது லைக் அண்ட் ஒரு சில பேர் இருக்கலாம் நான் பல வருஷமாக வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா எனக்கு வந்து அப்படிலாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கலாம் தப்பாக பண்ணுறீங்க என்னென்னா ஒன்று தவறான புரிதலாக இருக்கும் இல்லை மோஸ்ட்டாக வந்து ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் அது எப்படி பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம் பட் மெயினாக மெடிடேஷன் வந்து நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குற பர்சன் மட்டும் இந்த வீடியோ ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும்னு சொல்கிறேன் இது வந்து நீங்கள் கொஞ்சம் டெப்த்தாக போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கு வந்து நீங்கள் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ மெடிடேட் பண்ணால் உங்கள் லைஃப்பில் இருக்க பிரச்சனைலாம் போயிடும் அப்படின்னு சொல்லியாச்சு எனக்கு என்னப்பா ப்ரூஃபு என் லைஃப்பில் நான் டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் எனக்கு என்ன ஒரு வேலிடிட்டி இருக்குது லைக் நான் எப்படி அதை நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பெருசாக சக்சீட் ஆனால் நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கேயே இருக்கட்டும் வெஸ்டர்னில் எந்த கண்ட்ரியில் எந்த உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் அந்த பர்சனுக்கு வேலையில் ஒரு தெளிவு இருக்கும் அந்த தெளிவுன்னு ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் இருக்கும் ஸோ இந்த தெளிவு எப்போ உங்களுக்கு வரும்னா மெடிடேட் பண்ணால் தான் வரும் அது எப்படிப்பா நான் எனக்கு மெடிடேட் பண்ணால் தெளிவு வரும் மெடிடேஷன்னா என்னன்னா சைலன்ஸ் அமைதி நீங்கள் என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க விபாசனா லைக் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பயிற்சி பண்ணிருக்கீங்க ஏதோ ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறீங்க மூச்சை வாட்ச் பண்ணுறீங்க உங்களோட எண்ணங்களை வாட்ச் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு குருகிட்ட வந்து தீட்சை வாங்கி ஏதோ ஒரு பயிற்சி பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள் அதோட நோக்கம் அதோட எண் கோல் என்னென்னா லைக் எதுக்காக அதை பண்ணுறீங்கன்னா உங்களோட மனசை அமைதியாக்கிறதுக்காக பண்ணுறீங்க அவ்வளோதான் அது அது நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறதுல உங்கள் மனசை நீங்கள் அதை அமைதிப்படுத்தலாம் மியூசிக்கை கேட்குறதுலே நீங்கள் உங்கள் மனசை அமைதிப்படுத்தலாம் அமைதியாகும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிடிச்ச பாட்டத்தை கேட்கும்போது உங்கள் மனசு கண்டிப்பாக எல்லாருமே அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் பண்ணாமலே யாருமே கிடையாது என்னென்னா அதுதான் தெரியாது அண்ட் நம்ம லைஃப்பை தேடி ஓடுற ஒரு விஷயம் இருக்கும்ல நான் என் லைஃப்பில் வந்து எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு எனக்கு ஒரு விஷயம் தேவை லைக் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை வந்து எனக்கு இவ்வளோ பணம் இருந்தால் நான் சந்தோஷமாயிடுவேன் இல்லை எனக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு இப்போ வந்து ஒரு கார் வாங்குறது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுப்போமே இப்போ எனக்கு கார் வாங்கினா எனக்கு சந்தோஷம் வரும்னு நான் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது அதாவது நீங்கள் அமைதி நிலைக்கு போகும்போது அந்த கார் வாங்கின சந்தோஷத்தை விட ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்குங்கிறது ரொம்ப கம்மி லைக் அதுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அந்த விஷயத்த அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் இருப்பீங்க அதாவது நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அது வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அதை விட ஒரு ஒரு லட்சம் மடங்கு வச்சுக்கலாம் லைக் அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் நீங்கள் இருப்பீங்க ஸோ அப்போ வந்து நான் அதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது எனக்கு வந்து பொருள்லாம் நிறைய சேர்க்கணும் அதெல்லாம் அதெல்லாம் என்னால் வாங்க முடியாதா லைக் நீங்கள் அதெல்லாம் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு இது நீங்கள் இந்த நிலையில் இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது அது தானாக நடக்குங்க உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது நடந்தே தீரும் கண்டிப்பாக இப்போ நடக்கும் ரொம்ப பெருசாக ஆசைப்பட்றீங்கன்னா அப்புறம் நடக்கும் ஸோ ஆக மொத்தம் நடக்கும் அதனால் நீங்கள் சீக்கிரம் நடக்கணும்னா நீங்கள் அமைதியாகணும் நீங்கள் அமைதியாக ஆனீங்கன்னா ஒரு விஷயத்தை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கும்போது அது சரியான லைக் சரி தப்புங்கிற ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல ஒவ்வொரு மனுஷனுக்குமே இந்த சரி தப்புங்கிற விஷயம் வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே ஒரே விஷயம் வந்து சரியாக இருக்க போகிறது கிடையாது பட் நம்ம என்ன பண்ணுறப்போனா வேற ஒரு மனுஷன் இது சரிப்பா அப்படின்னு லைக் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளோட டீச்சர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் வந்து ஒரு விஷயத்து சரி லைக் இப்போ வந்து ஒரு மேரேஜ் வந்து பண்ணிடணும் ஒரு இருபத்தெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு உள்ளே வந்து நீ மேரேஜ் பண்ணிடணும் அது வந்து அப்படி பண்ணலன்னா வந்து அது சரி கிடையாது நீ பாவமாக பார்ப்பாங்க பரிதாபமாக பார்ப்பாங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பட் வந்து மேரேஜுங்கிறது எல்லாருக்குமே தேவையில்லாத ஒரு விஷயம் லைக் அது வந்து ஒரு நெசரி கிடையாது அவங்களோட புரிதல் அவங்க உலகத்தில் அது அப்படி இருந்தால் தான் சரி பட் அவங்க உலகம் அவங்களோட முடிச்சுக்கோங்க உங்கள் ரியாலிட்டிக்கு போங்க நீங்கள் யாருன்னு போய் பாருங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு பிறந்ததுலேருந்து ஒரு உலகத்தை தலையில் உருவாக்கி வச்சுருக்கோம் அதுக்கு சென்டர் பாயிண்ட்டாக நம்ம தான் இருக்கோம் நம்ம தான் இந்த எக்ஸிஸ்டன்ஸை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம தான் இந்த எக்ஸிஸ்டன்ஸாகவே இருக்கும் ஆக்சுவலாக ஸோ நீங்கள் அமைதியாகும்போது உங்களுக்கான பதில்கள் ஐ மீன் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எப்படி சரியான முறையில் போய் சேர்றது எப்படி சீக்கிரமாக அதை இலக்கு போய் நீங்கள் அடையிறது எப்படி யாரையும் ஏமாற்றாமல் கஷ்டப்படுத்தாமல் லைக் உங்களுக்கே புரியும் ஏதோ ஒரு விஷயம் வேற ஒருத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால் நீங்கள் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு உள்ள ஒரு விதையை போட்டாங்க சின்ன வயசில் அது உங்களோட லைஃப்பில் லைக் ஒரு கொடி மாதிரி படர்ந்து போயிருக்கு எல்லா நீங்கள் பண்ணுற எல்லா செயல்லையுமே வந்து அதோட தாக்கம் இருக்குது அது நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறத தடுக்கிறதே அதுவாக தான் இருக்குது உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பையன் பிறக்கிறான்னு வச்சுக்கோமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து பணக்காரன்லாம் ஆக முடியாது நீ ஏமாற்றி சம்பாதிக்கிறது தான் பணக்காரன் ஆகும் அப்படின்லாம் வந்து ஒரு ஐடியா தலையில் போட்டுடுறாங்க ஸோ இது அவனுக்குள்ள ஒரு மாதிரி டீப்பாக விதைஞ்சிரும் லைக் ஒரு அவன் தெரிஞ்சு பண்ணுறான்லாம் இல்லை அவனுக்குள்ளே பண்ணி வச்ச ப்ரோக்ராமே அப்படி பண்ணி விட்ருவாங்க மொதல் ஏழு வருஷம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் தான் அதுக்கப்புறமேட்டு ஒரு நம்ம தெளிவடைஞ்சு அதுலேருந்து நம்ம வெளில வரணும் அதுதான் கேமே சொல்லுவாங்க ஸோ இப்போ அந்த பையன் அவன் செய்கிற வேலையில் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா தன்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ளே இருக்கும் இப்போ அந்த பையன்கிட்ட போயிட்டு நீ ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகிடுவடா லைக் உன்னால் முடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னால் இல்லை அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது நான் ஏதோ வேலை செஞ்சுட்டு போகிறேன் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க லைக் அப்படி தான் இருப்பான் அந்த ப்ரோக்ராமிங்கை மாற்றி எழுதணும் அதை மாற்றி எழுதுனா தான் உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் எப்படிங்க மாற்றி எழுதுறது யாருமே உங்களுக்கு இதில் ஹெல்ப்பே பண்ண முடியாது உங்களுக்குள்ள ஒரு ஒரு மேஜிக் இருக்குது ஒரு மேஜிக் கரெக்டான வேர்டு அதுதான் நான் சொல்ல முடியும் அது உங்களை லைஃப்பை செதுக்கும் ஆக்சுவலாக லைக் எப்படி நீ வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்க அந்த விஷயத்தை எப்படி அடையணுங்கிறதுக்கு அழகாக ஒரு மேப் போட்டு கொடுக்கும் இது பண்ணு நீ இப்படி பண்ணு இது நீ தப்பாக பண்ணுற அது பண்ணாத லைக் நீங்கள் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியமே இருக்காது எல்லாருமே வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு எது தேவையோ உங்களை நோக்கி வரும் உங்களுக்கு வந்து இது ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை கவுக்க பார்க்குறது ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு பேட் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் உங்களை விட்டு போயிடும் அது அந்த டைமில் நீங்கள் அதை நினச்சி வருத்த கூட போடுவீங்க பட் ஆனால் அது நடந்தது வந்து அது நடந்ததால் அவ்வளோ நல்லது உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கும் லேட்டராக தான் புரியும் ஸோ யா ஸோ பேசிக்காக மெடிடேஷனுங்கிறது அந்த அமைதி இந்த அமைதிக்கு நீங்கள் போகும்போது தான் உங்களோட பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் இருக்குல்ல சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஒரு போட்டு வச்சுருக்காங்களே இது சரி இது தப்பு இது வந்து அதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சில பேர் வந்து பெரிய ஆளாக பார்ப்போம் இப்போ வந்து ஒரு ஒரு சீனாக லைக் ஒரு பைக் வச்சுருக்கான் லைக் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு three lakh four lakh bike வச்சுருக்கானா அவனை ஏதோ பெரிய ஆள் மாதிரி பார்க்குறது ஒரு பணக்காரனாக இருந்தால் அவனை பெரிய ஆளாக பார்க்குறது அவன் லைஃப்க்கு வந்து கான்ஷியஸ்னஸ்க்கு ரொம்ப சுயநலவாதியாக அந்த பர்சன் இருப்பான் லைஃப்பில் பெருசாக ஒன்றுமே பண்ணுற மாட்டான் வெறும் பணம் மட்டும் வச்சுருப்பான் அவனை வந்து பெரிய ஆளாக நினச்சி பார்ப்பாங்க அந்த பர்சனோட மரியாதை இருக்காது கண்டிப்பாக அந்த பர்சன் மரியாதை இருக்காது என்னென்னா அவங்ககிட்ட இருக்கேன் நம்மக்கிட்ட இல்லையே ஸோ அவன் பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரோக்ராமிங் அது நடந்துடும் நீங்கள் அது எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மைண்ட் பேட்டில் இருந்தீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ இதுக்கு தான் தியானம் பண்ணுங்கிறது இது நீங்கள் பண்ணும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும் இந்த உண்மையாலுமே லைஃப்பில் யாருங்க பெரிய ஆள் தன்னை அறிஞ்சவன் தான் பெரிய ஆள் தான் யாருன்னு தெரிஞ்சவன் தான் பெரியார் தான் யாருன்னே தெரியாமல் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நானே இங்கே இல்லை அப்புறம் எப்படி நான் வாழ்ந்தேன்னு சொல்ல முடியும் ஸோ நான் என் லைஃப்பை வாழ ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நான் அமைதியாகணும் நான் எப்படி அமைதியாகணும்னா அமைதியாகணும் அதுக்கு நீங்கள் எந்த ரூட்டு வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் ஒரு டைம் ஒதுக்கி வச்சு பண்ணி பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் வெறும் முப்பது செகண்ட் அதுக்காக ஓகே நான் என்னோடய மூச்சை வாட்ச் பண்ணுறேன் இல்லைனா நான் என்னோடய மைண்டை வந்து என்னோடய எண்ணங்களை இருந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறும் முப்பது செகண்டுங்க அது உட்கார முடியாதா அதில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன் நீங்கள் எடுத்த உடனே இந்த பெரிய மாற்றம் அதெல்லாம் வரணும் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பே இல்லைனா தான் மனசு அமைதியாகும் ஆக்சுவலாக மனசு அமைதியானால் தான் தெளிவு வரும் தெளிவு வந்தால் தான் லைஃப்பில் நம்மளுக்கு இருக்க பிரச்சனை சரியாகும் இது வந்து நான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் மட்டும் சொல்கிறோம் ப்ளஸ் என்னென்னா உங்களை சுற்றி இருக்க எல்லா விஷயமே வந்து உங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு உதவியும் பண்ணும் லைக் தானாக நடக்கும் அது எப்படி நடக்குமே தெரியாது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போகணும் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுருக்கீங்க ஏதோ ஒரு கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க பட் ஆனால் வந்து உங்களால் அதை அந்த விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது ஏனே தெரில அது நடக்கவே மாட்டேங்குது ஸோ இது நீங்கள் அமைதியாகும் போது தான் பார்ப்பீங்க எது வந்து அதை தடுக்குது லைக் எதனால என்ன பேசிக்காக சொல்லணும்னா இதை தாட் கூட இருக்காது லைக் அந்த இடத்துக்கு போகணும் ஆக்சுவலாக இவ்வளோ தாங்க ஆக்சுவலாக மெடிடேஷன் பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ தான் லைக் அமைதியாக இருக்கணும் அண்ட் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அது பார்க்கணும் லைக் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் தாட்ஸ் வருதுன்னா எப்படி அமைதியாக இருக்கணும் லைக் இருக்கணும் அதான் மேட்ரு ஸோ ஸோ அது அமைதி வரணும்னா மெடிடேட் பண்ணோம் ஸோ எஸ் அவ்வளோதான் இதுக்கு தான் ஒரு மனுஷன் மெடிடேட் பண்ணணும் யா ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் வேற ஒரு டாப்பிக்கில் வந்து பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக நான் வீடியோ இருந்து நான் போடுவேன் லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி டிலேலாம் ஆகாது ஸோ யா